திருநெல்வேலி வண்ணார்பேட்டை புறவழி சாலை டெப்போ முன்பாக அரசு போக்குவரத்து கழக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அடிமையாட்சி பாதையிலே பாதையிலே தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன் மருந்தாளுநர் உட்பட நூற்றி அறுபத்தி ஒன்பது ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் நாற்பது பேர் என மொத்தம் இருநூற்றி ஒன்பது ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி இதனை கண்டித்து மருத்துவமனை வளாகத்தினுள் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியருக்கு கடந்த கால ஊதியத்தை உடனடியாக வழங்கிடுக இதுதான் எங்கள் கோரிக்கை அதிமுகவின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் மரூர் அடுத்த தா அம்மாப்பேட்டை மற்றும் அச்சல்வாடி ஆகிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே பி அன்பழகன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றி துப்புரவு பணியாளர்களுக்கு சேலை வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து அச்சல்வாடியில் அதிமுக கழக தொண்டரின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் மிக விரைவில் நடைபெற உள்ளன அதன் அடிப்படையில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு தென் மாவட்டங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் ஆயுதப் பணிகள் குறித்த மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் திருநெல்வேலி கொக்கர்குளம் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களின் முதற்கட்ட ஆயுத பணிகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் ஆய்வு செய்தார் சேலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சேலம் சின்ன திருப்பதி பகுதியில் உள்ள ஜெயராம் கல்லூரி வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து நூறு வடிவில் நின்று பாரத பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இதற்காக உழைத்த அனைத்து முன்களப் பணியாளர்களுக்கும் தங்கள் நன்றியை பதிவு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் மக்கள் தொகையில் நூறு கோடி பேர் தடுப்பூசி போட்டுக்கொண்டது பெருமை அளிப்பதாகவும் இதற்காக பாடுபட்ட நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக அனைவரும் குரல் எழுப்பினர் சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் முன்பாக நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சேலம் ரயில்வே பொறியாளர் ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பில் சிமெண்ட் ஸ்டீல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலை ஏற்றத்தை கண்டித்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது சேலம் கோட்ட சங்கத்தின் தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் கண்ணன் சந்திரா மூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கரசு உள்ளிட்ட ஒப்பந்ததாரர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் பிடித்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீன் சாப்பிட வேண்டுமா நம்ம பல்லடம் தமிழ்நாடு மீன் கடைதான் அதற்கு ஸ்பெஷலிஸ்ட் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது